கேமராஸ்னாலே எனக்கு பிடிக்காது டிங் டிங் யுமிகோ நில்லே Yumiko good morning hi Kemumaki good morning இத பாத்தியா என்னுடைய கேமரா இது சாதாரண கேமரா மட்டும் இல்ல யூமிக்கோ இதுல கிளிக் பண்ணா உடனே போட்டோ வெளியே வந்துரும் ரொம்ப அற்புதமா இருக்கு போன தடவை நான் நூறு மார்க் வாங்கினேன்ல அதனால நான் வேணா வேணான்னு சொல்லியும் எங்க சொந்தக்காரங்க இதை வாங்கி கொடுத்துட்டாங்க நான் எப்பவும் போல சாதாரணமா தான் படிச்சேன் ஆனா எப்படி ஃபுல் மார்க் வாங்கினேன்னு எனக்கே தெரியலையே சரி நான் இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறேன் கேட் ரெடி எஸ் இன்னா யூமிக்கோ இந்த போட்டோவை பாரு தேங்க் யூ என்ன விட்டுட்டு யூமிக்கோ மட்டும் போட்டோ எடுத்திருக்க என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே இந்த போட்டோ கேமராவை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம் ஒருவேளை இந்த கேமராவுக்கு ஆம்பளை பசங்களை பார்த்தா பிடிக்காதோ வாய மூடி கேமமாக்கி கிழிச்சு இப்ப நம்ம கிளம்பலனா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும் வா போலாம் யூமிக்கோ ஒரு நிமிஷம் நில்லு ஒருவேளை ரொம்ப ஓவரா போயிட்டேனோ எனக்கு கிணிச்சு எங்க போற இங்கதான் இங்கதானா எங்க கரெக்டா சொல்லு முக்கியமான வேலைய போறேன் இவன் ஏன் யுமிக்கு முன்னாடி இப்படி காலம் மாறிக்கிட்டு இருக்கான்னு தெரியல இந்தாக்கியோ இதுக்கு மேல என்னால தாங்க முடியலையே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் கிணிச்சி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள டாய்லெட்டுக்கே நீ போக கூடாது அத சரி தேங்க்ஸ் அவன் எப்படி ஓடுறானு பாருக்கியோ எப்படி ஓடுறான்னு பாரு ஹவுஸ் இந்தா வேலை ஆரம்பி ஓ நோ இதுவும் மூடி இருக்கே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம வாலிபால் விளையாடுற இடத்துல கூட ஒரு டாய்லெட் இருக்கு அதை ட்ரை பண்ணி பாரு ஆமால மறுபடியும் தேங்க்ஸ் இதா கியோ சீக்கிரம் போ சீக்கிரம் ஓகே பாஸ் ஓகே பாஸ் அட கடவுளே எங்கேயுமா என்னால முடியல அது எனக்கு எது கிடைச்சிருச்சு இதான் எதிர்பார்த்தேன் இதுக்காக தான் உன் கூட சுத்தி சுத்தி வந்தேன் இத யுமிகோ கிட்ட காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்ல உன் மானம் போயிடும் யுமிகோக்கு காட்ட புரியும் இது கெனிச்சி ஓட பாவி என் போட்டோவை கொடு ஜேம் ஜேம் பாப்பு ஜேம் டிங் டிங் கெமுமாக்கி உனக்கு எதிரா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல கெமுமாக்கி ஒரு பொறாம புடிச்சவன் அட்டோரி ப்ளீஸ் நான் உன்னதான் நம்பி இருக்கேன் அந்த போட்டோவை எப்படியாவது கொண்டு வந்துரு அவன் அத யூமிகோ கிட்ட காட்டினா சங்கடப்படாம போய் பாரு இல்லன்னா எப்பவுமே உன்னால அவளை மீட் பண்ண முடியாது அட்டோரி ப்ளீஸ் உனக்கு எஞ்சி கேக்குற நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் பா இது ஒரு வித்தியாசமான பிரச்சனையா இருக்கே எடுத்த போட்டோவை திருப்பி கொண்டு வரணும்னா அதுக்கு நாம திருட்டுத்தனமா போய் தான் கொண்டு வரணும் ஆனா திருடுறது ரொம்ப பெரிய தப்பாச்சே கெனச்சி என்ன பண்றது ஆ கமான் ஹட்டோரி நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு சீக்கிரம் ஐயோ நல்லா வேகமா ஏக்கியோ கண்டிப்பா சொல்றேன் கெனிச்சு இங்க என்ன தேடி வருவான் என்ன போட்டோ எடுக்கிறதுக்காக அப்ப அவனுக்கே தெரியாம அவன ஒரு போட்டோ எடுத்துடலாம் ஏய் என்ன பண்ற சாரி சாரி <laughs> நாம தோண்டின குழி அவங்களுக்கு ரெடியா இருக்கு பாஸ் நீ போய் அந்த கெனிச்ச கூட்டிட்டு வாக்கியோ சீக்கிரம் சரிங்க பாஸ் என்ன இது யாரோ செய்தி அனுப்பியிருக்காங்க கெமமுக்கு தான் எழுதியிருக்கான் உனக்கு உன் போட்டோ வேணும்னா உடனே கிரவுண்டுக்கு வா இப்பவே வரேன் நில்லு கெனிச்சி ஹட்டோரி இப்ப நம்ம உடனே போகலன்னா அவன் மனச மாத்தினாலும் மாத்திக்குவான் ஏதோ கெட்டது நடக்க போகுது என்னது கெட்டதா ஆமா கெட்டதே தான் அதுவும் கெமமாக்கு ஏதோ பிளான் பண்றான்னு எனக்கு தோணுது டிங் டிங் இதுதான் கெம்முமாக்கியுடைய பிளானா டிங் டிங் சரி எல்லாரும் போய் உங்க கை நிறைய கல்லெல்லாம் கொண்டு வாங்க கொண்டு வர்றேன் டிங் டிங் நிஞ்சா கல்லு டெக்னிக்க பயன்படுத்தி இந்த கிரவுண்ட கவர் பண்றேன் நம்ம தோண்டின மொழி நமக்கே தெரியல என்ன பண்றது பாஸ் கெமுமாக்கி போதும் இதுக்கு மேல உன் விளையாட்டை நிறுத்திடு மரியாதையா கெனச்சியோட போட்டோவை திருப்பி கொடுத்துரு வாய மூடு எதிர்பார்த்தேன் இரு ஒரு எடுக்கிறேன் என்னுடைய கேமரா நில நில நிஞ்சா ஸ்டார் டெக்னிக்கை பயன்படுத்தி நிஞ்சா கிளிக் என்ன கெம்மமாக்கி இது எப்படி இருக்கு கெமுமாக்கி உன் போட்டோ எல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன் அதே மாதிரி கெனிச்சியோட போட்டோவும் இப்ப திருப்பி கொடுத்துருவேல ஆமா ஆமா கண்டிப்பா கெனிச்சியோட போட்டோவை நான் திருப்பி கொடுத்துறேன் ஹட்டூரினா ஹட்டூரி தான் எப்பவும் மறக்காத மத்தவங்களுக்காக குழி தோண்ட நினைச்சா அந்த குழியில அவங்களே தான் விழுவாங்க டிங் டிங் இம்ப்ரூவிங் த ரோபோட் டிங் டிங் என்ன வரையற இதுவா ரோபோட்டோட டிசைன் சூப்பரா இருக்கு நிஜமாவா எப்படியும் வருங்காலத்துல ரோபோட் தான் இருக்க போகுது அதான் இப்பவே வரைஞ்சு பாத்துட்டு இருக்கேன் இமைக்கோ தெரியுமா கெனிச்சு கெமமாக்கி ரோபோட் பண்ண போறானா அவன் எது பண்ணாலும் பர்ஃபெக்ட்டா தான் இருக்கும் அதனாலயே எனக்கு அவனை பிடிக்கும் ஓ அப்படியா எனக்கு ரொம்ப பண்ண தெரியும் உனக்கு தெரியுமா நிஜமாவா நிஜமா தான் சொல்றேன் அது ரொம்ப சிம்பிள் நீ வேணா பாரு அப்பக்கு எனக்காக உனக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பியா கண்டிப்பா கண்டிப்பா உனக்காக பண்ணி காட்டுறேன் என்ன சொன்ன கெனிச்சு ரோபோட் பண்ண போறானா ஆமா உண்மையிலேயே அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான் ஷென்சோ எங்க போயிட்டான் திடீர்னு ஹே ஷின்சு இதுதான் நான் பண்ண புது ரோபோ எப்படி இருக்குப்பா சொல்லு ஓ இதா ரோபோட்டா ஆமா இதுதான் பாரு <laughs> நான் இத ஆபரேட் பண்றேன் இத கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா ஷின்சு சரி இப்ப அது நடக்க வை பார்க்கலாம் என்னது நடக்க வைக்கணுமா அது நடக்காது அப்ப என்ன இது ஒண்ணு பண்ணாத சொன்ன நீ பண்ணாதா நீங்க சொல்ற தயாரிக்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா ச்சே எனக்கு தெரியும் என்னால நிச்சயம் இத பண்ண முடியாது இதோ இப்பவே வந்திருக்கா பாரு என்னது கடவுளே ரோபோ பார்க்க தான் வந்திருப்பா இப்ப என்ன பண்றது தெரியல கையும் உடல காலும் உடல என்ன பண்ண போறா நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஷின்சோ நீ போய் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ நிதானமா நட எனக்கு நல்லா தெரியும் ஷின்சோ நீ எனக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவ பிளீஸ் பா இந்த ஒரு முறை இதெல்லாம் தேவையா யூமிகோ உள்ள வாப்பா ஹே கெனிச்சி நீ எனக்கு பண ப்ராமிஸ் மறக்கல நினைக்கிறேன் ஆமாமா நீ சொல்றது கரெக்ட்டா நீ ரோபோ பக்கத்தானே வந்திருக்க ஓகே மை டியர் ரோபோட் இங்க வா வாவ் இந்த ரோபோட்க்கு நடக்க கூட தெரியுமா <laughs> நடந்தா தானப்பா நாம ரோபோன்னு கூப்பிட முடியும் <laughs> ரோபோ நம்ம யூமிகோவுக்கு குட் ஈவினிங் சொல்லு பாப்போம் வாவ் கெனச்சி உன்னை பத்தி நான் என்னமோ நினைச்சேன் அப்படி நான் ஒண்ணு பெருசா பண்ணிடல இந்த மாதிரி ரோபோ பண்றதுல ரொம்ப சிம்பிள் யூமிகோ எனக்கு இதே மாதிரி ரோபோட் வேணும் கெனிச்சி இந்த ரோபோட்டை எனக்கு தருவியா நோ நோ இந்த ரோபோ வேணாலும் தர முடியாது கெனிச்சி ஒரே ஒரு நாளைக்கு தானே ப்ளீஸ் அது வந்து யூமிகோ நீ என் ஃப்ரெண்டு தான் ஆனா இது என்னால தர முடியாது அப்படியா அப்ப சரி நான் கெம்மமாக்கி கிட்ட சொல்லி இதை விட சூப்பரான ரோபோட்டை பண்ணி காட்ட சொல்றேன் அதுவும் இப்பவே யூமிகோ போகாத அதை கொடுக்கறதா இருந்தா சொல்லு சரி குடுக்கறேன் ஐயோ கனிச்சி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அவனுக்கு உதவி செய்ய போய் நான் எப்படி மாத்திக்கிட்டேன் வாவ் போட மாதிரி விளையாடுவனு நினைச்சு கூட பார்க்கல ஆனா இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கல இப்ப நீதான் என் கூட விளையாடணும் நினைச்சிட்டு இருந்தோம் இது ரோபோ இல்லங்கிறது யூமிகோக்கு தெரியக்கூடாது கடவுளை காப்பாத்து ஒரு நிமிஷம் இங்கே இரு நான் இப்பவே வந்துடுறேன் ஐயோ பசி உயிர் போகுது ஷின்சோ சாப்பிடாத அவ கண்டுபிடிச்சிருவா மாட்டிக்க போறானே சூப்பரா இருக்கு கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்டேன் ஒரு விஷயம் தெரியுமா கிணச்சி ஒரு ரோபோட் பண்ணிருக்கான் அத பாக்குறதுக்கு நீ இப்ப எங்க வீட்டுக்கு வரியா அடடா போல அப்படின்னா ஷின்சோவுக்கு பதிலா நடிக்க வந்து என்ன ஆகும் சொல்லு ப்ளீஸ் ஹட்டோரி ஒரு பொய்யான உண்மையான ரோபோட்டா வச்சது உன்னோட அவனாவது நடக்கிற ரோபோட்டை உருவாக்குறதாவது அவன் எல்லாரையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் யூமிகோ ஏ ரபு ஒரு நிமிஷம் இங்க இரு நான் இப்பவே வந்துடுறேன் ஷின்சோ ஷின்சோ அண்ணா அப்போ நிஜமா நடக்கிற ரோபோன்னு தான் சொல்றியா உள்ள வந்து நீயே பாரு என்ன இது வெறும் அட்டைப்பெட்டியும் பக்கெட்டையும் தான் கவுத்து வச்சிருக்கு அப்பாடா நல்ல வேலை ஹட்டோரி வந்துட்டா இல்லனா கஷ்டமா இருந்திருக்கும் நீ என்ன சொல்ற யூமிகோ இது நடக்கிறத நீ பாத்தியா ஆமா கேமமாக்கி ரூபா ஏதாவது பண்ணி காட்டேன்னு பாக்கல இப்ப நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும்னு நினைக்கிறேன் போச்சு எல்லாம் போச்சு டூப்ளிகேட் ரோபோ ஒழுங்கா வெளியே வந்துரு வா வெளியே சொல்றேன்ல ஏய் உன்னை விட மாட்டேன் ஒழுங்கா வெளியே வந்துரு இல்லனா அவ்வளவுதான் நடிச்சது போதும் வெளியே வா எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் என்ன கியோ இது தப்பு பண்ணிட்டோமே ஆச்சரியமா இருக்கு அந்த கெணிச்சு எப்படி இப்படி ஒரு ரோபோ ரெடி பண்ணா புரியலையே இது வெறும் துணி தானா இது மேல மிஷின் மாதிரி டிராயிங் பண்ணிருக்கியா இந்த துணியை என் தலை மேல போட்டு மறைச்சுக்கிட்டேன் கெமுமாக்கி அத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டான் அந்த நேரத்துல கெமுமாக்கியோட மூஞ்சிய பாக்கணுமே திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தான் டிங் டிங் ஆச்சி ஒரு ஆம்பளை டிங் டிங் <laughs> யுமிகோ என்னது நீ பெருசாயிட்டீனா பாக்க கல்யாணம் பண்ண மாதிரி இருப்ப கரெக்ட் தானே இருக்கலாம் சரி மாப்பிள்ளையா யார செலக்ட் பண்ண போற தெரியல இத பத்தி இதுவரைக்கும் எதுவும் டிசைட் பண்ணல இன்னும் இல்லையா ஒருவேளை பைலட்டா கூட இருக்கலாம் எனது பைலட்டா நல்ல டிவி சீரியல் டைரக்டரா இருக்கலாம் யங் பிசினஸ் மேனா இருக்கலாம் இல்லனா ஒரு பேஸ்பால் பிளேயரா கூட இருக்கலாம் இதுல எதுவுமே நான் ஆக மாட்டேன் அதுக்குதான் கனவு கண்டுட்டு இருக்கேன் ஆனா நிஜத்துல அப்படி வருவாங்கன்னு யாருக்கு தெரியும் <laughs> கரெக்ட்பா அத பத்தி நான் கவலைப்படல ஒரு நல்ல பையனா என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டும் போதும் ஓ அப்படியா ஏ யார் நீங்க இது எங்களோட இடம் புரிஞ்சுக்குங்க ஆமா ஆமா எங்க இடம் புரிஞ்சுக்கோங்க என்ன இங்க வந்து ரவுடி தானே பண்றீங்க நாங்க அப்படிதான் இருப்போம் இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பேச்சு பேச்சா இருக்கணும் சட்டையை விடு என்ன நடக்குதாங்க கேனிச்சி யுமிகோ ஏய் இப்போ என்னடா பண்ண போற முதல்ல ஒழுங்கா பேச கத்துக்கோங்க ஏய் ஒரு நிமிஷம் இருங்கப்பா ஆமா நீ யாரு பொண்ணுங்க கிட்ட இப்படி முறைச்சிக்கிட்டு மூஞ்ச காட்டி எல்லாம் பேச கண்ணா இந்த அப்படி ஆ ஏய் <laughs> என் பேரு கெமுமாக்கி இன்னைக்கு இந்த இடத்த நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அதுக்கு நீ ஒத்துக்கிறியா ஓகே சரி ஏய் இனிமே எப்பவும் என்ன எதிர்த்து நிக்கணும்னு நினைக்காது அவ்வளவுதான் நோண்டிருவேன் வாங்கடா போகலாம் ரொம்ப நன்றி கெலுமாக்கி நீ உண்மையிலே ஒரு ஏ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் என்னோட அறிவை பயன்படுத்துவேன்ல அடடா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது என்கிட்ட புது புது பாட்டெல்லாம் இருக்கு அத கேட்க விரும்புறியா யுமிகோ கண்டிப்பா கேக்கலாம் கெடிச்சு அப்புறம் பாக்குறேன் பாய் நந்தி மாதிரி வந்து கெடுத்துட்டானே இப்படியே போயிட்டு இருந்தா யூமிக்கோ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவா பிளீஸ் ஹட்டோரி எனக்கு நிஞ்சா டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடு என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா கெனச்சினி நிஞ்சா டெக்னிக் கத்துக்கிறது அவ்வளவு சுலபம் நினைச்சியா அது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன் சொல்றதுதான் சரி அது சாதாரண விஷயம் இல்ல நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் ஆனா அட்லீஸ்ட் எனக்கு கை டெக்னிக்கோ கால் டெக்னிக்கோ சொல்லி கொடுங்க அது முடியாத காரியம் நானே அதை இன்னும் முழுசா கத்துக்கல தெரியுமா இது டீ குடிக்கிற மாதிரி ஈஸியா என்ன ஏன் கெனச்சி இதுக்கு முன்னாடி கூட உனக்கு ஒரு தடவை நான் கத்து கொடுத்திருக்கேன் ஞாபகம் இல்ல உனக்கு ஓகே இனிமே நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன் யார்கிட்டயும் ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன் வெளியே போங்க சீக்கிரம் போங்க சொல்றேன்ல வர வர இந்த கெனச்சிக்கு கோவம் அதிகமாயிக்கிட்டே போகுது அவனுக்கு எவ்வளவு தைரியம் ஏ மூஞ்சியையே உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் ஐடியா இது என்னால பண்ண முடியும்னு தோணுது முதல்ல பாடியை பெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கைய கீழே வச்சு காலை மேல தூக்கணும் அப்புறம் ஹேண்ட் ரொட்டேஷன் கராத்தே ஸ்ட்ரோக்ஸ் இதுல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஆச்சு உனக்கு இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு ஏய் போயிட்டா தெரியலங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை மதியானம் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட வரல ஓ அவனுக்கு திரும்பவும் உடம்பு அந்த இருக்காதுங்க இந்த பிரச்சனையை நான் தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும் டிங் டிங் இவனை எப்படியாவது ஹிப்னோடைஸ் பண்ணி இவன் மனசை மாத்துறேன் கெனிச்சி நீ ஒரு பலசாலி கெனிச்சி நீ ஒரு பெரிய பலசாலி நான் ஒரு பலசாலி டிங் டிங் பலசாலிக்கு நல்ல தைரியம் இருக்கும் அந்த தைரியம் அவனை எங்க வேணா கூட்டிகிட்டு போகும் எனக்கு நிறைய தைரியம் இருக்கு நீ ஒரு பலசாலி ஆமா நான் ஒரு பலசாலி டிங் டிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் கெனிச்சு உனக்கு நான் ரொம்ப பசியா இருக்கேன் அம்மா எனக்கு என்ன கொடுங்க கண்டிப்பா இன்னைக்கு கெனிச்சு ரொம்ப வித்தியாசமா இருக்கான்ல ஆமா ரொம்ப ரொம்ப நிறைய சாப்பிடுறான் ம் நம்ம ஹிப்னடைஸ் டெக்னிக் நல்லாவே வேலை செய்யுது டிங் டிங் ஹே என்ன பாருங்க கட்ஸ் நிறைய இருக்கிற பலசாலி ம் ஷின்சோ ஷிஷிமாரு உங்களை நம்பி அனுப்புறேன் நம்பிட்டல நாங்க பாத்துக்கிறோம் கபடி கபடி கபடி தலைவா அங்க பாருங்க நீயா நேத்து என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா இது பப்ளிக் பிளேஸ் யார் வேணாலும் இங்க வரலாம் என்ன சொன்ன இது பப்ளிக் பார்க் யார் வேணாலும் இங்க வரலாம்னு சொன்னேன் டிங் டிங் டிங் டிங் நாங்க சொல்றோம் ஒழுங்கா ஆமா இப்ப மட்டும் என்ன நானும் நீ நூல் டெக்னிக் டிங் டிங் டிங் என்னோட உடம்பு தன்னால மூவ் ஆகுது எப்படி இது நிஞ்சா நூல் ஃபிளிப் லாப் டெக்னிக் டிங் நீ இனி அவங்க வாழ்க்கையில இதை மறக்கவே கூடாது டிங் டிங் ஏய் பாத்து ரொம்ப தொங்காத விழுந்துருவே அப்புறம் வீண் வம்புக்கு வந்தா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ரொம்ப சூப்பர் கெனச்சி கெட்டவங்களுக்கு நீ ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்க டிங் டிங்